வணக்கம் என் இனிய தமிழ் உறவுகளே நான் பட்டிக்காட்டானின் யூடியூப் சேனலுக்காக உங்களின் சகோ பால்ராஜ் இன்று நாம் இந்த வீடியோவில் பார்க்க இருப்பது ஒரு ஊரின் பெயர் காரணத்தையும் அந்த ஊரின் சிறப்புகளையும் பற்றியும் பார்க்க இருக்கிறோம் அது எந்த ஊர் என்றால் கரூர் அருகே உள்ள புலியூர் தான் அந்த ஊர் கரூரிலிருந்து திருச்சி செல்லும் வழித்தடத்தில் சுமார் பத்து கிலோமீட்டர் தொலைவில் இந்த புலியூர் அமைந்துள்ளது இது ஒரு பேரூராட்சியாகும் இங்கு சுமார் பன்னெண்டாயிரத்துக்கு மேற்பட்ட மக்கள் வசித்து வருகிறார்கள் புலியூர் என்று ஏன் பெயர் வந்தது என்பதை பற்றி இப்போது பார்ப்போம் சங்க காலத்தில் ஆண்புரணி நதி என அழைக்கப்பட்ட இன்றைய அமராவதி ஆற்றின் தென்கரையில் அமைந்துள்ளது இந்த ஊர் அமராவதி ஆற்றின் தென்கரையில் சிவன் லிங்க வடிவில் தோன்றி தன்னை வணங்குவோருக்கு அருள்பாலித்து வந்தார் ஆன்மீகத்தில் நாட்டம் கொண்ட இந்துக்களின் காலக்கணிப்பின்படி உருவாக்கப்பட்ட நான்கு யுகங்களில் கிரேதா யுகத்தில் இந்த லிங்க வடிவ சிவனை லட்சுமியும் திரேதா யுகத்தில் கருடனும் துவாபர யுகத்தில் அனுமனும் வழிபாடு செய்து வந்தனர் கலியுகத்தில் வியாக்கர மகரிஷி புலி உருவம் கொண்டு பூஜைகள் செய்து இந்த சிவலிங்கத்தை வணங்கி வந்தார் அதற்கு சாட்சியாக லிங்கத்தை அவர் ஆற தழுவி வணங்கிய போது புலியின் விரநலகங்கள் லிங்கத்தின் மீது கீறல்களை ஏற்படுத்தியுள்ளதை இன்றும் நாம் பார்க்க முடிகிறது இப்படி புலி உருவ வியாக்கர மகரிஷி சிவனை வழிபட்ட ஊர் என்பதால் இந்த ஊருக்கு புலியூர் என்று பெயர் வந்ததாக கூறப்படுகிறது இவ்வாறு லட்சுமி கருடன் அனுமன் வியாக்கர மகரிஷி ஆகியோரால் வழிபாடு செய்யப்பட்ட சிவலிங்கத்தை வியாக்கரபுரீஸ்வரர் என பக்தர்கள் அழைத்து வழிபடத் தொடங்கினர் கருவூரை தலைநராக கொண்டு ஆண்ட தீவிர சிவபக்தரான பண்டைய மன்னர் முசுகுந்த சக்கரவர்த்தி இந்த வியாக்கரபுரீஸ்வரருக்கு ஆலயம் கட்ட முடிவெடுத்து கட்டப்பட்டதே இன்றுள்ள சிவன் கோவில் என நம்பப்படுகிறது ஆனாலும் கோவில் பிரகாரத்தில் உள்ள கற்களில் மீன் சின்னம் பொறிக்கப்பட்டிருப்பதை பார்த்தால் இக்கோவிலை முழுமையாக கட்டி முடித்தது பாண்டிய மன்னனாக இருக்கலாம் என கருத தோன்றுகிறது இந்த கோவிலின் மூலவரான வியாக்கரபுரீஸ்வரர் மேற்கு திசை நோக்கி காட்சியளிப்பது தனிச்சிறப்பாகும் இந்த கோவில் இருந்த பகுதிதான் அந்த காலத்தில் புலியூர் என அழைக்கப்பட்டாலும் தற்போது கரூர் திருச்சி மெயின் ரோட்டில் உள்ள கடைவீதி பகுதி தான் புலியூர் என அழைக்கப்படுகிறது இப்பொழுது இந்த கோயில் உள்ள பகுதி கோவில் பாளையம் என அழைக்கப்படுகிறது இதற்கு காரணம் என்ன என்று பார்க்கலாம் இந்த பகுதியில் வியாகரபுரீஸ்வரர் கோவில் மட்டுமல்லாது பெருமாள் கோவில் காளியம்மன் கோவில் மகாமாரியம்மன் கோவில் வீரபத்ரசாமி கோவில் எல்லையம்மன் கோவில் கன்னிமார் சாமி கோவில் மல்லாண்டார் கோவில் அங்காள பரமேஸ்வரி கோவில் பகவதி அம்மன் கோவில் கோட்டைமேட்டு முனியப்பசாமி கோவில் என திரும்பும் திசையெல்லாம் கோயில்களால் சூழப்பட்டுள்ளதால் தான் இந்த ஊர் கோவில்பாளையம் என அழைக்கப்படுகிறது மற்றும் ஒரு சிறப்பு இங்கே என்னவென்றால் பொதுவாக ஒரு ஊரில் வசிக்கும் மக்கள் தங்கள் ஊரில் கோயில் அமைந்துள்ள திசையில் கால்களை நீட்டி படுத்து உறங்க மாட்டார்கள் என்பது காலம் காலமாக பின்பற்றப்படும் வழக்கமாகும் ஆனால் ஊரில் அனைத்து திசைகளிலும் கோயில் அமைந்துள்ளதால் இந்த ஊரில் வசிப்போருக்கு மட்டும் இதில் விதிவிலக்காக எத்திசையிலும் கால்களை நீட்டி படுத்துக்கொள்ளலாம் என்ற வழக்கம் இன்றும் உள்ளது இப்படி கோயில்களால் சிறப்பு பெற்ற புலியூருக்கு மற்றொரு சிறப்பாக இங்கு வசிக்கும் கிறிஸ்துவ மக்களுக்காக கரூர் திருச்சி சாலையில் அழகிய வடிவில் குழந்தை இயேசு ஆலயம் அமைக்கப்பட்டுள்ளது இந்த புலியூரை கோயில்கள் சிறப்பு செய்வது மட்டுமன்றி இந்த புலியூரை அகில இந்திய அளவில் அறிய செய்திருப்பது இங்கு உள்ள தனியார் செட்டிநாடு சிம் ஆலையாகும் இந்த ஆலை காமராஜர் காலத்தில் தொடங்கப்பட்டு இன்று வரை சிறப்புடன் செயல்பட்டு வருகிறது இங்கே தமிழகத்தைச் சேர்ந்தவர்கள் மட்டுமல்லாமல் இந்தியாவின் பல பகுதிகளிலிருந்து வந்தும் தொழிலாளர்களும் அலுவலர்களும் பணிபுரிந்து வருகிறார்கள் செட்டிநாடு பொறியியல் கல்லூரி ராணி மையம்மை மேல்நிலைப்பள்ளி அரசு மேல்நிலைப்பள்ளி என இங்கு வசிக்கும் மாணவர்களுக்கு கல்வி போதிக்க பல கல்வி நிறுவனங்கள் செயல்பட்டு வருகிறது மேலும் புலியூரில் தற்போது சிறிய அளவில் கொசுவலை உற்பத்தி நிலையங்களும் லாரி பாடிகட்டும் தொழிலும் வளர்ந்து வருகிறது புலியூருக்கு மேலும் ஒரு மகுடமாக சர்வதேச தடகள போட்டிகளில் கலந்து கொண்டு உயரம் தாண்டுதலில் சாதனை படைத்த தடகள வீரர் அண்ணாவி புலியூரைச் சேர்ந்தவரே இவரை பின்பற்றி விளையாட்டில் சாதனை படைக்க இப்பகுதி இளைஞர்கள் இளம்பெண்கள் பலரும் தற்போது தீவிர பயிற்சியும் ஆர்வமும் காட்டி வருகின்றனர் புலியூர் சுற்றுப்பகுதி அதிகமான விவசாய நிலங்களை கொண்டுள்ளதால் இங்கு அமராவதி ஆற்றின் நீர்ப்பாசனம் மூலம் வாழை நெல் கோரை சூரியகாந்தி பருத்தி உள்ளிட்டவர்களை பயிர் செய்து இப்பகுதி விவசாயிகள் பயனடைந்து வருகின்றனர் என்ன நண்பர்களே புலியூரை பற்றியும் குளியூர் பெயர் காரணத்தை பற்றியும் இங்குள்ள சிறப்புகள் பற்றியும் நான் கூறிய தகவல்கள் தங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்று நினைக்கிறேன் இதுபோல் தொடர்ந்து நான் போடும் வீடியோக்களை உடனடியாக நீங்கள் பார்க்க பெல் ஐக்கானை கிளிக் செய்யவும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்